ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் welcome to Singapore lifestyle இன்னைக்கு வந்து நான் ஒரு ரெசிபி வந்து செஞ்சு காட்ட போகிறேன் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிராப் வச்சு கிராப் ரோஸ்ட் வந்து செய்ய போகிறோம் இது வந்து நல்ல ஒரு காரசாரமாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ வந்து எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் நண்டு அரை கிலோ எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எல்லாமே உடச்சி இப்படி வச்சுருக்கேன் இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ நண்டுக்கு தேவையான ஒரு மசாலா வந்து அரைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு அதுக்கு நான் ஜீரகம் ஒன்றரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் மிளகு ஒரு ஸ்பூன் ஆறு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் இதை வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு மிளகு ஜீரகமோட வாசனை வந்து நல்லா வருது இதில் நான் சின்ன வெங்காயம் வந்து ஒரு பதினஞ்சு சேர்த்துக்கிறேன் பூண்டு பல் வந்து ஒரு எட்டு பீஸ் சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன இஞ்சி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் திருவன தேங்காய் ஒரு கால் கப் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம் எண்ணெய்லாம் ஊற்ற வேண்டாம் இது வந்து ட்ரை ரோஸ் மட்டும் பண்ணிக்கலாம் வந்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வறுத்துக்கோங்க இதை வந்து நான் மிக்சி ஜாரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் நல்லா ஆறிடுச்சு இதில் ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுட்ரு வந்து சேர்த்துக்கலாம் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இருந்தால் சேர்த்துக்கோங்க நல்லா கலர் கிடைக்கும் அப்புறம் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி சேர்த்துட்றேன் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் இதில் ஜீரகம் அரை ஸ்பூன் சேர்த்துடுறேன் காஞ்ச மிளகாய் ரெண்டு போட்டுறேன் அப்புறம் பெரிய வெங்காயம் வந்து ஒன்று வந்து நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துறேன் இப்போ இதில் ஒன்றரை ஸ்பூன் சால்ட் சேர்த்துறேன் மஞ்சள் தூள் வந்து அரை ஸ்பூன் சேர்த்துறேன் இப்போது வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு இதில் நண்டு சேர்த்துடலாம் நண்டு சேர்த்த அப்புறம் கொஞ்ச நேரம் வந்து ஆயிலே வந்து நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் இந்த நண்டோட கலர் வந்து அப்படியே மாறுது ஆரஞ்சு கலரில் வரும் அரைச்ச பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இதில் இப்போ இந்த மசாலாவை வந்து நண்டில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இந்த மசாலாவில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம் ஏன்னா நம்ம வந்து ரோஸ்ட் பண்ண போகிறோம் அதனால் வந்து தண்ணி சேர்க்க வேண்டாம் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டுடலாம் மேலே இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு வந்து நம்மளுக்கு வந்து இந்த கிராப் வந்து குக் ஆகணும் அந்த மசாலாவில் ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நடுவுலேயே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்பப்போ ஏன்னா எல்லா சைடுமே வந்து நல்லா குக் ஆகணும் அதனால் வந்து நடுவு நடுவில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொத்தமல்லி போட்டுறேன் மிக்ஸ் பண்ணிடலாம் நண்டு ரோஸ்ட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நான் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் இப்போ நம்மளோட கிராப் ரோஸ்ட் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது வந்து கீ ரைஸ் இல்லை வந்து ஜீரா ரைஸ் அதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது அப்புறம் ரைஸ்க்கும் வந்து நம்ம சைட் டிஷ்ஷாக வந்து வச்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஷேர் பண்ணிக்காங்க ஸோ நீங்கள் வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே ஒரு நோட்டிஃபிகேஷன் பெல் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் கமெண்ட் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி